ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கறி வடை பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு அரை கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் அது வந்து போன்லெஸ் அதனால் இது வந்து ஒரு கப் கடலைப்பருப்பு ஊற வச்சு நான் ஒரு ஃபோ ஃபோர் ஹவர்ஸ் ஊறிச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வடைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம யூஸ்வலாக வடைக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கைமா அதில் சேர்த்து நம்ம செய்யலாம் இப்போ கடலைப்பருப்பு வந்து ஒரு குறை கருன்னு அரைச்சிக்கலாம் கடலைப்பருப்பு அரைச்சிச்சு நம்ம இதுக்கு போட வேண்டியதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சாப் பண்ணது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இல்லை கரம் மசாலா போட்டுக்கலாம் இதை எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம கலக்கி வச்சுருக்கிறதுல இப்போ நான் வந்து கைமா ஆட் பண்ணுறேன் இதையும் வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம வந்து கைமா ஆட் பண்ணி கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நம்ம வடை பண்ண போகிறோம் உங்களுக்கு கொஞ்சம் லூசன் ஆச்சுன்னா இப்போ வந்து இந்த இந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஏன்னா கறி நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் வந்து தண்ணி விடலாம் அப்போ அது மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் வந்து நம்ம காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன பச்சை மிளகா பத்தலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் சரியாக இருக்குது இதை வந்து நம்ம கலக்கி வச்சுட்டு இனிமேலுக்கு நம்ம வடை தட்டி எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான் இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லாம் திருப்பி போட்டுடலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இதே போல் எல்லா வடையும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் மட்டன் வடை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்